என் பேர் நிரஞ்சன் நான் இன்னிக்கத்த கதை சொல்ல போகிறது நரியும் திராட்சையும் ஒரே பசியா பசியா பசி ஆன நடி இருந்தது அப்புறம் அது சாப்பாடுக்கு பார்த்துட்டு இருந்தது கதைக்கவே கதைக்கலை ஸோ அங்கே வர கிரேப்ஸ் பேட்ச் இருந்தது திராட்சை பேட்ச் அங்கே அது மேலே இருந்தது ஸோ அது அந்த நரி இறக்க பார்த்துச்சு குதிச்சிச்சு முதில ஏறு ஏழுச்சு முதில அப்புறம் அந்த நரி அந்த திராட்சை ரொம்ப புளிக்கும் மோரில் எத்தாததுக்கு ஆசைப்படாதே